சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் சாப்பிட்டதற்கு பிறகு இதை கூறினால் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் ஆச்சரியமான ஹதீஸ் கேளுங்கள் மொஹாதிபுன் அனஸ் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன் அகல தொஆமன் சும்ம யார் உணவை சாப்பிட்டு விட்டு பிறகு அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஆமனி ஹாத தொஆம நீஹி மின் வைரி ஹவுலி மின்னி வலா குவத்தின் எனக்கு இந்த உணவை கொடுத்த அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் என்னுடைய உழைப்பினாலோ என்னுடைய திறமையினாலோ இல்லாமல் அல்லாஹுடைய கிருபையினால் மட்டுமே இது எனக்கு கிடைத்திருக்கிறது என்கிற துழாவை அவர் ஓதினால் மா தம்பி அவர் சாப்பிடுவதற்கு முன்பு வரை செய்த அனைத்து பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அல்லாஹு அக்பர் உணவின் துழாவில் அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான் அல்லாஹுவை போன்ற இறக்கமுடையவன் யாரும் இல்லை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவை புகழக்கூடியவனாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்